அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கண்கள் கண்களை நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும் கண்கள் தெரியறதுக்கான விஷயங்கள் என்னென்ன செய்யணும் அன்றாட நம்ம என்னென்ன செஞ்சுட்டு வரணும் இப்போ உடலுக்கு உடல் பயிற்சி செய்கிறோம் கண்களுக்கு என்ன செய்கிறோம் அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் கண்கள் நல்லா தெரியறதுக்கு இல்லை சில பேர்த்துக்கு மங்களா தெரியும் சில பேத்துக்கு ஹீட்டாக இருக்குனா கண் எரிச்சல் அதிகமாக இருக்கும் அதை எப்படி கூல் பண்ணுறது அதுக்கான டெக்னிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் கண்கள் ஃபஸ்ட்டு எரிச்சலுக்கு சொல்லிடுறேன் பாடி ஹீட் ஆனதான் கண்ணில் வந்து உங்களுக்கு அந்த ரெட்னஸ் அந்த ரெட் கலரில் இருக்கும் எரிச்சலாக இருக்கும் அது கூல் பண்ணுறதுக்கு என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்பாண்டத்தில் உப்பு தண்ணி ஃபுல்லாக அதில் ஊற்றிக்கோங்க நைட்டு வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு அதை அந்த தண்ணிக்குள்ள உங்க கண்ணை வந்து திறந்து உள்ள போய் பாருங்க விட்டு விட்டு பண்ணுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் செய்யுங்க கண்ணை உள்ள விட்டுட்டு கண்ணை திறந்து தண்ணிக்குள்ள திறந்து பார்க்கணும் அந்த தண்ணி வந்து அந்த கண்ணில் படும்போது மண்பாண்டத்தில் இருக்கும்போது அந்த கூலிங் வந்து கண்ணுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு அந்த எரிச்சலே இருக்காது கண் எரிச்சலே வராது உங்களுக்கு கண் உங்களுக்கு நல்லா இருக்கும் இது எரிச்சலுக்கான டிப்ஸு அடுத்து கண்கள் நல்லா பார்வை நல்லா தெரியறதுக்கு கண்கள் உள்ள டர்ட் எனர்ஜி எப்படி ரிமூவ் பண்றது உடலுக்கு வந்து டர்ட்டி எனர்ஜி இருந்தால் சக்ரா ஹீலிங் எக்ஸசைஸ்னு சொல்றோம் இல்ல ஜென்ரலா எக்ஸசைஸ் பண்ணாவே உங்களுக்கு டர்ட் எனர்ஜி டிசன்டிகிரேட் ஆயிடும் இப்ப கண்களுக்கு எப்படி நம்ம பண்ணுவோம் எக்ஸசைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே சைட்ல மேல இந்த சைட்ல கீழே இப்படி ரைட் சைட்ல பன்னெண்டு முறையும் லெஃப்ட் சைட்ல பன்னெண்டு முறையும் ஐ ரொட்டேஷன் பண்ணணும் கீழே ரைட் சைடு மேல லெப்ட் கீழே இப்படி வரணும் இப்படி ஒரு டுவெல் டைம்ஸை இப்படி ஒரு டுவெல் டைம்ஸ் கிளாக் வைஸ் ஒரு twelve times anticlockwise ஒரு டுவெல் டைம்ஸ் நீங்க பண்ணணும் அது காலையிலயும் சாயந்தரமும் இந்த ஐ ரொட்டேஷன் பண்ணிட்டு வாங்க கண்கள் தெளிவா தெரியும் கண்களுக்கு அதிக பாதிப்பு இருக்காது நீங்க சிஸ்டத்துல ஒர்க் பண்ணுவீங்க நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் கண்ணுக்கு தான் ஃபர்ஸ்ட் நீங்க கிளாஸ் போடுவீங்க அந்த பவரை குறைக்கிறதுக்கான டிப்ஸ் தான் இப்ப நான் சொல்றேன் ஐ ரொட்டேஷனும் பண்ணணும் மண்பாண்டத்துல தண்ணி வச்சு ஐ வாஷ் பண்ணணும் அது பேர் ஐ வாஷ் அது ரொம்ப நேரம் கண்ணில் வந்து வச்சிருக்கணும் நீங்கள் அந்த பாண்டத்துக்கு மண் வந்து நீங்கள் தலையை விட்டு அந்த கண்ணு வந்து உள்ளே திறந்து பார்க்கணும் இது ரெகுலராக காலையிலையும் சாயந்தரமும் ஒரு பத்து பத்து நிமிஷம் நீங்கள் செய்யலாம் ஐ ரொட்டேஷன் காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை செய்யுங்க உங்கள் கண்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் கண்கள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அதை நம்ம எப்படி பாதுகாக்கிறோம் அப்படின்றது ரொம்ப அவசியமான விஷயம் இது தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க எப்படி இருக்குன்னு நீங்களே எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்